நம்ம சிவாய் வாழ்க அன்புள்ள தொழில்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கர்ணநாதர் வழிபாடை பற்றி நான் சொல்ல போகிறேன் கர்ணநாதர் வழிபாடு கர்ணம்னா என்ன அப்புறம் கர்ணநாதர் யார் உங்களுக்கு அந்த கர்ணநாதரை வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் கர்ணநாதரை ஆக்டிவேட் பண்ணோம்னா என்னென்ன நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் இது வந்து எந்த கடவுளை கும்பிடலாம் அதே மாதிரி அது அதுக்கான தர்ம பரிகாரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராசி எந்தளவு முக்கியமோ நட்சத்திரம் எந்தளவு முக்கியமோ திதி எந்தளவு நமக்கு முக்கியமோ அதை விட அதி முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா கரணம் ஏன் அப்படின்னா திதி மொத்தம் வந்து ராசி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் பன்னெண்டு ராசிகள் இருக்குது நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா திதியும் இருபத்தெட்டு திதிகள் கரணம் அப்படிங்கிறது வந்து பதினோரு கரணங்கள் இருக்குது சரிங்களா சரி இப்போ கரணம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திதி அப்படின்னா திதி வந்து நம்ம சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் நம்ம திதின்னு சொல்லுவோம் நம்ம பிறக்கும் போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த அளவு தூரத்தை தூரமும் அதுதான் நம்ம திதின்னு சொல்லுவோம் அந்த திதியில் பாதி தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கரணம் ஒரு திதி அப்படின்னா நம்ம வந்து பன்னெண்டு டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு அந்த பன்னெண்டில் பாதி டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கரணம் அந்த கரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரணம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி பாதி தான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு கரணம் வரும் ஏன் அப்படின்னா திதியில் பாதி கரணம் அப்படிங்கிறனால இந்த பதினோரு கரணங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் அதில் என்னென்ன கரணங்கள் பதினோரு கரணங்கள்னு பார்த்தோம்னா பவகர்ணம் பாலவக்கர்ணம் வணிசை கர்ணம் கவுளவக்கர்ணம் தைத்துளை கரணம் கரசை கரணம் பத்தரை கரணம் சதுஸ்பாத கரணம் சகுனி கரணம் கிம்ஸ்துக்கின கரணம் நாகவ கரணம் அப்படின்னு சொல்லி மொத்தம் பதினோரு வகையான கரணங்கள் இருக்குது சரிங்க எங்களுக்கு என்ன கரணம் அப்படின்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா குறிப்புகள் முன்னாடி எழுதியிருப்பாங்க அப்போ உங்களோட கரணம் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த உங்கள் ஜாதக நோட்டை எடுத்து அந்த கரணம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அந்த கரணத்துக்குரிய நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அதோட மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த கரணங்களையும் இந்த பதினோரு கரணங்களையும் நம்ம ரெண்டு வகைகளாக பிரிக்கலாம் எப்படி அப்படின்னா சரக்கரணம் ஸ்திரக்கரணம் மொத்தம் இதில் ஏழு கரணங்கள் வந்து பார்த்தோம்னா ஸ்திரக்கரணமாகவும் நாலு கரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரக்கரணமாகவும் வருது ஓகே இப்போ வந்து கரணத்தை பற்றி ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கரணம்னா என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சரிங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கரணநாதரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இந்த கரணநாதர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த கரணநாதரை இப்போ வந்து நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா நான் கரணநாதருக்கு ஒரு ஒவ்வொரு கரணநாதருக்கும் உரிய கோயில்கள் என்ன அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி கரணநாதருக்குரிய அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது அது கருணாநாதருக்குரிய விலங்குகள் என்னன்னு சொல்லி அந்த விலங்குகளை நீங்கள் துன்புறுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த கரணநாதருக்கு உரிய உயிர்காரகத்துவத்தை அவங்க கூட வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் நல்லது பண்ணணும் அப் உயிர்காரகத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னா நாலாம் இடம் உங்களுக்கு வந்து நாலாம் அதிபதியாக அவங்க கரணநாதர் வந்தார்னா அந்த நாலாம் அதிபதினா அம்மா அம்மாவுக்கு நீங்கள் கூடவே வச்சு உங்கள் அம்மாவுக்கு நல்லது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கரணநாதர் நல்லா வேலை செய்வார் அதே ஒரு ஆறாம் இடம் மாமா தாய்மாமா தாய்மாமா வந்து நீங்கள் கூட வச்சுருந்து தாய்மாமாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் பண்ண உதவிகள் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்களோட கர்ணனை தான் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இல்லை எனக்கு தாய்மாமாவே இல்லைங்க அப்படின்னா மாமா முறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் ஏதாவது முடிஞ்ச உதவிகளை பண்ணும்போது உங்கள் கர்ணன் ஆதார் ஆக்டிவேட் ஆவார் இது அதனால் உயிர்காரகத்துவத்தை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது சரிங்கண்ணா இப்படி நான் வந்து அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரணாதருக்கும் என்ன உணவு என்ன அதுக்கான வந்து ஆகாரங்கள் என்ன அதுக்கான ஆபரணங்கள் என்ன அதுக்கு வந்து எந்த தூபம் போட்டால் நல்லது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்டிவேஷன் ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்ட்டு அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சரி இந்த நான் இப்படிலாம் நான் ஆக்டிவேட் பண்ணிடுறேன் ஆக்டிவேட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கர்ணநாதர் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த பாவகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லது கொடுக்கும் ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஸ்தானங்களான திரிகோண ஸ்தானங்கள் ஒன்று அஞ்சு ஒன்பதில் இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் இன்னும் அந்த கரணத்தை ஆக்டிவேட் பண்ணால் இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு இதே வந்து ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரியான ஒரு மறைவு ஸ்தானங்களில் இருந்தாருன்னா அவரை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அந்த காரத்துவ இடங்களில் வந்து என்ன பிரச்சனைகளோ அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு குறைச்சி கொடுப்பார் மொத்தத்தில் உங்கள் கர்ணநாதர் ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா ஆறாம் இடத்தினால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இல்லை உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் கர்ணநாதருக்கான ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் குறையும் சரிங்க இப்போ வந்து நம்ம வரிசையாக ஒவ்வொரு கிரகத்து ஒவ்வொரு கரண கரணத்துக்கும் என்ன ஆக்டிவேஷன் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வரிசையாக பார்க்கலாம் கரசை கரணம் இந்த கரசைக்கரணத்தில் கரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தவங்க எதையும் திட்டமிட்டு செயல்படுறவங்களாக இருப்பாங்க ரொம்ப பேசுவாங்க ரொம்ப ஜா பேசுகிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் அடுத்தவங்க கேட்குறாங்களோ இல்லையோ இவங்க வந்து பேசிகிட்டே இருப்பாங்க அதுவும் நல்ல விஷயங்களை பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கற்பனை திறன்கள் அதிகமாக இருக்கும் எழுதுறதுல இல்லை வந்து கவிதை எழுதுறது கதை எழுதுறது இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஒன்று அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அரசாங்கம் மூலியமாக அதாவது கான்ட்ராக்டர் மாதிரி இருந்து அது அது மூலியமாக வந்து பணம் சம்பாதிக்கலாம் மொத்தத்தில் அரசாங்கத்தின் மூலியமாக பணம் பணம் சம்பாதிக்கிற கொடுப்பனை வந்து பார்த்திங்கன்னா இந்த கரசை கரணக்காரங்களுக்கு இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கான அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் உங்களுக்கான கிரகம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரனுங்க இந்த சந்திரனால் தான் சொன்னேன் உங்களுக்கு வந்து கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனாவே கற்பனை மனவுக்காரகன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மனசை எப்பயும் ஒரே மாதிரி வச்சுக்கணும் ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறதுக்கு செய்யறதுக்கு முன்னாடி தெளிவாக நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு பிளான் பண்ணிவிட்டு நம்ம இப்படி தான் செயல்படணும் அப்படின்னு ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறவே கூடாது ஏன் அப்படின்னா உங்கள் மனசு வந்து ஒரு நிலைமையில் இருக்காது உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து உங்களோட கிரகமாக வரனால அதனால் எதையுமே தெளிவாக பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஒரு செயலில் வந்து இறங்குங்க ஏன்னா உங்களுக்கு திட்டமிட்டு செயல்படுற தன்மை இருக்குதுன்னு சொன்னேன் திட்டமிட்டு செயல்பட ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பின்வாங்கக்கூடாது சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆன உருவம் விலங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யானை யானை உருவத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா கோயில்களுக்கெல்லாம் பெரிய கோயில்கள்லாம் போனீங்கன்னா அங்கே யானை இருக்கும் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது யானை உணவுக்காக பணம் கொடுத்துட்டு வர்றது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கடுத்து உங்களுக்கான தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விநாயகர் விநாயகருக்கு நமக்கு பஞ்சமே கிடையாது விநாயகர் பல வடிவங்களில் இருக்கார் எல்லாத்துக்கும் இஷ்ட தெய்வம் விநாயகர் விநாயகர்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் எந்த வேலைனாலும் நம்ம பண்ணுவோம் அதனால் உங்களுக்கான கரசை கரணத்துக்கான நாயகராகவே அந்த விநாயகர் வந்துட்டார் அதனால் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து உங்களுக்கான பூ அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதுங்க செம்பருத்தி செம்பருத்தி பூ பல வண்ணங்களில் இப்போ கிடைக்கிது அதை வாங்கி நீங்கள் வளர்த்து நீங்கள் வந்து தெய்வங்களுக்கு பூஜை பண்ணும்போது உங்கள் செடியில் இருந்து செம்பருத்தி பூ பொறிச்சு போட்டு நீங்கள் வழிபட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடவுளோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அடுத்து ஆகாரம் கடவுளுக்காக நீங்கள் படைக்கக்கூடிய ஆகாரம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப எளிமையானது பால் நீங்கள் வந்து பெருசாக வந்து சக்கரை பொங்கல் வைக்கணும் அப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் அந்த மாதிரி அப்பம் சுடணும் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஒரு பசும்பால் வாங்கி நம்ம வந்து சாமிக்கு வந்து படிச்சிங்கன்னா போதும் கடவுள் உங்களை வந்து அந்த ஆகாரத்தை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு பிரசாதமாக ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து கடவுள் அருள் புரிவார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல பூசிக்கிறதுக்கு இல்லை நம்ம நெத்தியில் வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒன்று இருக்குது இந்த கரசை கரணத்துக்கு வந்து காசு கட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பேருங்க அது வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஸ்டோர்ஸில் கிடைக்கும் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் வந்து நெத்தியில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு ஆபரணம் இருக்கும் இந்த கரசை கரணத்துக்கு என்ன ஆபரணம் அப்படின்னா மாணிக்கம் மாணிக்கம் வாங்குறதுக்கெலாம் எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா மாணிக்கம் அணிஞ்சிருக்க தெய்வத்தை போய் பார்க்குறது நல்லது மாணிக்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கூகுளில் நிறையா இருக்கும் அந்த மாணிக்க கல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்து வந்து தூபம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாம்பிராணி போடுற பழக்கம் நாளடைவில் மறைஞ்சிக்கிட்டே இருக்குது சாம்பிராணி போடுறது நல்லதுன்னு பெரியவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க அட்லீஸ்ட் நம்ம வாரம் ஒரு தடவையாவது சாம்பிராணி புகை வீட்டுக்குள்ளே போடணும் அந்த சாம்பிராணி புகை போடும்போது இந்த கரசக்கரணக்காரங்க அது கூட சேர்ந்து நில உண்டை நில உண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூப பொடி இருக்குங்க அந்த பொடி வந்து நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை பூஜா ஸ்டோர்லேயோ கிடைக்கும் அதை வந்து வாங்கி சாம்பிராணியோடு சேர்த்து நீங்கள் போடணும் அப்படி வாரம் ஒரு தடவையாவது போடும்போது உங்கள் வீட்டில் இருக்க துர்சக்திகள் கண் திருஷ்டிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு வீடு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அதனால் உங்கள் மனசே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது உடல் ஆரோக்கியமும் மேம்படும் அதனால் இந்த நிலவுண்டை பொடியை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடவை அடுத்து ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒரு பாத்திரம் உலோகம் சொல்லுவேன் உங்களுக்கான உலோகம் அப்படின்னா ஈயம் ஈய பாத்திரத்தை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தை ஒரு பாத்திரத்தை வாங்கி நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அதுவும் நீங்கள் வந்து சாமிக்கு வந்து பால் நீங்கள் வந்து படைக்கும்போது இந்த பாலில் கா வந்து ஈயப்பாத்திரத்தில் காய வச்சு நீங்கள் வந்து படைக்கிறது ரொம்ப நல்லது அது பால் பாயசமாக கூட நீங்கள் வந்து படைக்கலாம் அது அதை வந்து ஈயப்பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதை வந்து நம்ம ரெண்டையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சுங்க உங்களுக்கான வஸ்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கருப்புங்க கருப்பு கலர் துணியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுறது நல்லது வஸ்திர தானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க செல்வம் சேரக்கூடிய வழி வந்து வஸ்திர தானம் தான் நமக்கு கொடுக்குது அப்போ கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது துணி கருப்பு கலரில் கொடுத்தா அடுத்தவங்க வாங்குவாங்களா என்னன்னு தெரியல அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் போர்வை அந்த மாதிரி சில சால்வை அந்த மாதிரி கருப்பு கலரில் வாங்கி கொடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உணவு தானம் எந்த உணவை நீங்கள் தானம் பண்ணால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேங்காய் தேங்காய் உணவை நீங்கள் தானம் பண்ணுறது நல்லது ஒன்று தேங்காயாவோ இல்லைன்னா தேங்காய் சாதமாக இல்லை தேங்காய் மிட்டாயா இந்த மாதிரி தேங்காய் உணவு தேங்காயை வந்து எந்த வடிவத்திலையாவது உணவுப் பொருளாக உங்களோட கரசை தண்ணிக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரசை கரணம் வரும் நேரங்களில் நீங்கள் பயன்படுத்துறது செய்கிறது நல்லது விநாயகர் வழிபாடுமே நீங்கள் வந்து டெய்லியும் பண்ணுனா கூட அந்த கரசை கரணம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த விஷயங்களை உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இதை ஆக்டிவேட் பண்ணி உங்கள் வாழ்வில் வளம் பெற எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க